மோட்டார் பூச்சி ஹாய் குட்டீஸ் நீங்க சாதாரண பூச்சிகளை தானே பார்த்துருக்கீங்க இன்னைக்கு நம்ம மோட்டார் பூச்சி செய்ய போறோம் வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த வித்தியாசமான மோட்டார் பூச்சிய பழைய செல்போனிலிருந்து எடுக்கப்பட்ட அதிர்வு மோட்டார்ல இருந்து நாம செய்யலாம் இதுதான் அந்த அதிர்வு மோட்டார் இந்த அதிர்வு மோட்டாரோட இரண்டு வயர்களை நாம இணைச்சுக்கணும் அப்புறம் இந்த அமைப்பை நாம பேட்டரியோட இணைக்கும் போது இந்த மோட்டரானது அதிர்வுற ஆரம்பிக்கும் இப்போ ஒன்றரை வோல்ட் பேட்டரியை எடுத்து கம்பியை வச்சு கால் மாதிரியான அமைப்பை உருவாக்கிக்கோங்க இப்போ அதிர்வு மோட்டாரை எடுத்து அதை டேப் போட்டு பேட்டரியோடு சேர்த்து ஒட்டிடுங்க அதோட ரெண்டு முனைகளையும் பேட்டரியோடு இணைச்சு டேப் போட்டு ஒட்டிடுங்க இப்போ இந்த மோட்டாரை மேஜையின் மீது வைக்கும்போது அது அதிர்வோடு சேர்ந்து ஆட்டமும் போடும் அடுத்து ஒரு அட்டையில் பூச்சி மாதிரி செஞ்சு அதை பேட்டரி மேலே ஒட்டிடுங்க இப்போ மறுபடியும் இந்த மோட்டாரை இயக்க ஆரம்பிச்ச உடனே இந்த அமைப்பு முழுவதுமே அதிர்ந்து மேஜையில ரொம்ப அழகா ஆட்டம் போட ஆரம்பிக்கும் பழைய செல்போன்ல இருந்து எடுக்கப்பட்ட அதிர்வுறும் மோட்டாரை வச்சு நாம உருவாக்கி இருக்கிற ஒரு அற்புதமான மாதிரி இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கு தானே இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம் இங்கு ஒரு வைப்ரேட்டர் மோட்டார் இருக்கிறது அதனை பேட்டரி மூலம் இணைத்ததும் அது அதிர்வடைய தொடங்குகிறது அதன் மேல் பூச்சி போன்றதொரு அமைப்பை இணைத்தவுடன் வைப்ரேட்டரோடு சேர்ந்து பூச்சியும் அதிர்வடைகிறது